வணக்கம் இப்போ நம்ம குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் தேர்ட்டியத் ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் மேலே போயிட்டுருக்கு மார்க்கெட் சடனாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே வருது ஸோ அதனால் நமக்கு இப்போ பைக்கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஃபைவ் ஒன் ஃபைவ் டூவில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்து வந்திருக்கு வந்தது ஒரு டென் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை நமக்கு வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதாவது ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five one sixty four point eighty eight so why five one sixty five வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம் ரோபோ ட்ரேடிங்கும் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு அக்சசபிளாக இது வந்து இது இருக்கும் இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கால் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த தடவை புதுசாக அடுத்த ட்ரெண்டு தான் வந்து காலாவே ஜெனரேட் ஆகும் ஸோ நமக்கு ப்ரீவியஸாக இருந்தது செல் ட்ரெண்ட் ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துருங்க ஆக்சுவலி இந்த செல் ட்ரெண்ட் இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் வந்து நைட்டில் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அப்போ ஜெனரேட் ஆன அந்த செல் கால் அந்த கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து ஆக்சுவலி ஓப்பனிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி நவம்பர் தேர்ட்டியத்தினுடைய ஓப்பனிங்லேயும் அதே அப்படியே அந்த டவுன் ட்ரெண்டுடைய கண்டினியூஷனாக நமக்கு வந்து ட்ரேடிங் ஃபுல்லாகவே இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுன் சைடில் போச்சு ஆஃப்டர் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரைசிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுச்சு அந்த ஏறினதில் தான் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்காண்டி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கேண்டில் மாறிட்டு entry buy at five one fifty two அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ மார்க்கெட்டில் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் சம்டைம்ஸ் ஒரு டென் செகண்டில் அச்சீவ் ஆகிற டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில சமயம் ஒன் ஹவர் கழிச்சு கூட ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணும் நம்ம அந்த மாதிரியும் குரூடாயில் வந்து பார்த்துருக்கோம் தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒன் மினிட்ல ஃபஸ்ட் டார்கெட்டையும் செகண்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் டார்கெட்டையும் ரீச் அவுட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே ரெண்டு டார்கெட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த சார்ட்டோட வேலை ஸோ நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வைப்பீங்க வைக்கும்போது மார்க்கெட் ட்ரெண்டு உங்களுக்கே தெரியும் ஏறிட்டே இருக்குங்கல ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது நமக்கு கரண்ட்டில் செல் கால் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த கால் வந்தால் பை கால் தான் வரும் அதே மாதிரி இப்போ பை கால் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா செல் கால் தான் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம் ஸோ கால்ஸ் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் வரும் ரிப்பீட் ஆகாது நீங்கள் ப்ரிகாஷனாகவே எடுத்து வச்சுட்டு குரூட் இல்லை எத்தனை லாட் வாங்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ரோபோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி க்ரூட் இல்லை ஒன் மினிட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆன ஒரு பை கால் நமக்கு ஒரு டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட்டே அச்சீவ் பண்ணியிருக்கு ஃபைவ் ஒன் ஃபிஃப் ஃபைவ் ஃபைவ் டூவில் வந்தது five one seventy seven point seventy six வரைக்கும் அதாவது ஃபைவ் ஒன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹை ஆன்லைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்ததில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ